உன்னை எங்கெல்லாம் ஒதுக்குறாங்களோ அந்த இடத்துலலாம் நீ நிமிர்ந்து நிற்கணும் உன்னை எங்கெல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் நீ அடக்கமாக இருக்கணும் உன்னை எங்கெல்லாம் குறை சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் நீ மௌனமாக இருக்கணும் உன்னை எங்கெல்லாம் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அங்கே எப்போவுமே நீ அன்பாக இருக்கணும் கண்டிப்பாக இந்த உலகம் உனக்கானதாக மாறும்